punch watermelon. What do you think? Oh no! Hmm? They yummy? Ay-yo! Bloody bugger. Hi, puppy. What do you think of the outdoors? You like it? Building strong base மட்டும் கொஞ்சம் வீக் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு Tony, come. You're getting too heavy. Mama can carry you. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே வலிய அவங்கடி பீத்து சிரிக்கல Sophie, what you doing, girl? Hey, babe. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் ஆஹா நம்ம விட்ட நம்ம கிட்டே ஓடுற ஆரம்பிச்சிட வேண்டியதான் getting your first bath கோணமுத்தா டேய் டேய் ஏ கோணமுத்தா போச்சா அம்மா, பிரச்சனை தீர்த்து நீ அவையா யாரா அவன்? நான் எதுக்கு இருக்கேன்? பேசப்படாது I am speaking, no class speaking. Sit down. Last lap, Too much. Three much. You respect, take respect, okay? ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு அப்ப நான் என்ன யாரு ஐயோ Shut up ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா கிறுக்கு நாச்சியர் வாங்கி போட்டுருக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா on the ground, and now I'm gonna use it. All this power that I found, gonna totally abuse it. Dude, I hit. என்னையே மடக்கிட்டியே சீ. வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா What are you doing, Stella? Say hi. Oh. Bark at your dog. ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும் good morning officer Come on. Derek.